அனைவருக்கும் வணக்கம் இன்று சுவையான ஆரோக்கியமான நம்ம வந்து ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஜூஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெஜிடபிள் ரெண்டு ஃப்ரூட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இந்த ஜூஸ் குடிப்பதனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகம் இதை வந்து ஒரு மிராக்கிள் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நீங்கள் இப்போது இந்த ஜூஸ் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு நாலு ஆப்பிளை அதோட தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு கேரட் வச்சுருக்கிறேன் இது ரெண்டு லெமன் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் பத்து டேட்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் இது ஒரு பீட்ரூட் இதை வந்து நம்ம இப்போ ஒரு மிக்சிங் ஜாரில் சேர்த்துடலாம் இருக்கிற இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண தண்ணியில் வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் நீங்களும் சால்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம சேர்த்துடலாம் இப்போ பீட்ரூட் சேர்க்குறோம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் வந்து அதிகமாக போடுறதுனால ஒரு முழு பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க டேட்ஸை சேர்த்துக்கலாம் டேட்ஸ் சேர்க்குறது வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் கிடையாது நமக்கு வந்து நல்லா இனிப்பு சுவையை வந்து நல்லா கூட்டி தரும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம் அது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம் இப்போது நான் வந்து இதை அப்படியே ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நான் வந்து அப்படியே தான் இதை குடிப்பேன் சின்ன பிள்ளைங்களுக்கு குடிக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறது எப்படிங்கிறதும் பார்க்குறேன் இது கூட கொஞ்சம்னா கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா சின்ன பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா பிள்ளைங்க வாய்க்கில் அப்படியே இந்த உள்ள அந்த சக்கெல்லாம் போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா குடிக்க மாட்டாங்க அதனால் இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுங்க இப்போ இந்த ஜூஸை பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது வந்து ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சைனிங் கொடுக்கும் அப்புறம் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த ஒரு ட்ரிங்க் மட்டும் நம்ம குடித்தா மார்னிங் மட்டும் குடிச்சுட்டு அப்புறம் நம்ம மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்டாலே போதுமானது தான் அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்குது விட்டமின்கள் A B one B two B six அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது அப்புறம் துத்தநாகம் பொட்டாசியம் மக்னீசியம் தாமிரம் சோடியம் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போது உங்களுக்கு இது இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபில்டர் பண்ணாதது இது ஃபில்டர் பண்ணது இப்போ நான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது வந்து நன்னாரி சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைனா கருப்பட்டி அந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்த்துக்கலாமே தவிர கண்டிப்பாக சீனி சேர்க்கக்கூடாது பெரியவங்க வந்து குடிக்கும்போது இதில் வந்து நன்னாரிலாம் சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம ஆல்ரெடி டேட் சேர்த்துருக்கிறதுனாலே அதுவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க நான் மூணு க்யூப்ஸ் சேர்த்துருக்கேன் எனக்கு அந்தளவு போதும் அப்புறம் அது கூட லெமன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அதிக அளவு மூளை வளர்ச்சி வந்து அதிகமாகும் இப்போ எக்ஸாம் டைம்லலாம் பிள்ளைங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம குடிக்கலாம் இப்போ வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து மாரடைப்பு அப்புறம் நுரையீரல் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் நீக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் அல்சர் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் நீக்கும் கண் பார்வை வந்து ரொம்ப நல்லா தெளிவாகும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும் இதுதான் ரொம்ப இதில் இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களுக்கு வந்து ரத்தத்தையும் அதிகரித்து தரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் இந்த ஜூஸில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது இந்த கோடை காலத்துக்கு அது ரொம்ப நல்லது அப்புறம் பிள்ளைகளோட எலும்பு பற்களை நல்ல பலமாக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி